புது கிரிக்கெட் விளாண்டாவே இப்படி தான்டா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ எங்கே போய் தங்குறது அதுக்கு நான் அப்போவே சொன்னேன்டா யாராச்சும் கேட்டிங்களா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வீட்டுக்கும் போக முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டும் கட்டும் போது என்ன பண்ணுறதே தெரில வேறு வழியே இல்லைடா இங்கே தான் தங்கி ஆகணும் போல் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்டா ஒரு நிமிஷம்டா நம்ம வேணால் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஸ்டே பண்ணிக்கலாமா வீட்டில் வீட்டில் கேட்டால் என்ன பண்ணுறது ஆ அது அது என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் ஹலோ அம்மா இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அதான் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரல இந்த இடமே நல்லா இருக்குதுடா இங்கே படுத்துக்கலாம்டா One hour later. எங்கடா போற போயிட்டு வரேன் நில்றா டேடி எந்திரிங்கடி எழுங்கடி எழுங்க எழுங்கடி இடி பத்துடி இப்போ புக்கு கிடைச்சிச்சு அந்த புக்கு படி என்ன ரியாக்ஷன் படி எங்கேருந்துடா அந்த புக் எடுத்த ஃப்ளாஷ்பேக் எல்லாரும் மேலே பாருங்களா இதான் தானே இருந்துச்சு சரி பர்றா அது என்ன தெரிஞ்சுக்கலாம் நிம்தா குஸ்கா பிரியாணி என்னடா படிச்சிட்டு இருக்க சும்மா ஒழுங்கா படுறா கடவுள் உலகத்தை படைச்ச போது மனிதனை மண்ணாலையும் ஜின்களை நெருப்பாலையும் படைச்சார் இந்த ஜின்களுக்கு மனிதர்களை கண்டாலே பிடிக்காது அதனால கொத்து கொத்தா சாவடிச்சாங்க மனிதர்கள் அதில் அஞ்சு ஜின்கள் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க இந்த ஜின்களோட அட்டகாசம் தாங்க முடியாமல் அந்த கிராமத்து மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமாவாசை நைட் அன்னைக்கு கடல் முன்னில் அந்த ஜின்களை தூக்கிலிட்டாங்க ஆனால் அதில் எப்படியோ ஒரு ஜின் மட்டும் தப்பிச்சிருச்சு அந்த நாலு ஜின்களையும் ஒரு இடத்துல புதைச்சி அந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டினாங்க தப்பிச்சு போன ஒரு ஜின்னு இன்னும் அந்த கிராமத்தில் தான் இருக்குதுன்னு நம்பப்படுது இதுக்குமா என்னால் படிக்க முடியாதுடா அட பாவிங்கடா படிக்க சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டீங்கடா எங்கே என் பேட்டை காணும் எட்டு நாள் நடந்தால் தான் பத்து ரூபா கிடைக்கும் ஊருக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு பேட்டை வச்சு சுற்றுறவங்க மத்தியில் இல்லை ஒரு பேட்டை வச்சு சுற்றுற வழி என்னென்னு எனக்கு தான் தெரியும் அதை போய் திருட்டு போயிடா பொறுக்கி இவன் ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்கான் இவன் பிரச்சனையை பார்த்தா இப்படி தானே பயப்படுவான் சரி வாடா இப்படி தூக்கிட்டு போகலாம் ஏன்டா இன்னும் தூங்கிட்டே இருக்கிறான் பேட்டங்கடா அங்கே தாண்டா இருக்கும் சரி போயிட்டோடா எங்கடா பேட் வைக்கிறது சும்மா நினைக்கிறேன் என் மேலே வைப்போம் எங்க இருக்கோம் யாரும் இல்லை யாரும் ஏய் ஏய் எங்கே காணும் காணாம போயிட்டோம் இல்லை எங்கேயும் போயிட்டேன் என்னடா நீ ஏன்டா பண்ணிட்டு இருக்க இந்த வீட்டுல என்னமோ இருக்குதுடா ஓடுங்கடா அங்க பாரு யாரோ நின்றுக்குறாங்க அங்க ஹே இங்க காணும் எங்கடா போனா